ஹலோ இப்போ நாம் ரவை கேக் பண்ண போகிறோம் இது வந்து குக்கரில் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்க்கலாம் ரவை ஒரு கப் மைதா அரை கப் மூணு முட்டை அரை கப் சர்க்கரை ஒரு கப் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இது வந்து வீ வீட்டிலையே தயாரித்த வெண்ணெய் பால் ஏடுலேருந்து தயாரித்த வெண்ணெய் அது வந்து லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் எப்படி தயாரிக்கிறதுன்னு அதை பார்த்துக்கோங்க அரை கப் பால் வனிலா எசன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் திராட்சை உப்பு சிறிதளவு பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல குக்கரில் வந்து நான் வந்து கல் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் மணல் போடலாம் இல்லை வேறு உப்பு தோல் உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து பேஸ் ஃபுல்லாக அடியில் எல்லாம் ஃபுல்லாகிற மாதிரி உப்பு போட்டுடுங்க இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு தட்டை வச்சிடுறேன் இப்போ இதை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம் மூடியில் கேஸ்கட் எடுத்துருங்க இப்போ மூடியில் வந்து கேஸ்கட் எடுத்துட்டோம் இதை நம்ம குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து கேக்கு மிக்ஸ் தயாரிச்சுக்கலாம் இப்போ மஞ்சக்கரு வெள்ளைக்கரு நான் பிரிச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம மஞ்சக்கரு தனியாக அடிச்சுக்கலாம் வெள்ளைக்கருவை தனியாக அடிச்சுக்கலாம் இப்போ மஞ்சக்கரு வந்து நல்லா லைட் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம அடிச்சுட்டோம் அதே போல் ஒயிட்டும் வந்து நல்ல நுர கட்டுற வரைக்கும் அடிச்சுட்டோம் இப்போ இப்போ வந்து நம்ம இன்னொரு பவுலில் மைதாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து மைதா உப்பு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பட்டர் போட்டுக்கலாம் வெண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ இதையும் வந்து நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாதி ரவை பாதி மைதா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலக்கலாம் இது கலக்கிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் ரவையும் மைதாவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம முந்திரி திராட்சை முந்திரியை கொஞ்சம் உடச்சி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெள்ளை கரு வந்து நம்ம இதை வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து மெதுவாக வந்து ஃபோல்ட் பண்ணி பண்ணி எடுக்கலாம் ரொம்ப கலக்க வேண்டாம் மெதுவாக கலக்கி விடலாம் அதில் வந்து இது போல் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து பட்டர் தடவி வச்சுருக்கேன் ஸோ இந்த வந்து கா நம்ம மிக்சரை வந்து கேக் மிக்சர் அதில் ஊற்றிடலாம் இதை நம்ம வந்து இப்போ குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம் இப்போ இதுக்கு மேலே ஏதாவது டெக்கரேஷன் நீங்கள் போட்டுக்கோங்க நான் முந்திரி இது தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து இதை வந்து குக்கரில் வச்சிடலாம் இப்போ இது சைட்லலாம் வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும் இப்போ இதை வேக வேகட்டும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வேகட்டும் பார்க்கலாம் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து கேக் ரவா கேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் வெளியே வைக்கலாம் அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் இப்போ நம்ம ரவா கேக் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நல்ல சாஃப்டான ரவா கேக் இன்னும் எங்களோட ரெசிபீஸ் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ